மகாபாரதம் படிச்சிருக்கியா மகாபாரதத்தில் கிருஷ்ணர் நூறு வாய்ப்பு கொடுத்தும் கௌரவர்கள் மாறலாம் நீ ஒரு வாய்ப்பு தானே கேட்குற தர மகாபாரதத்தில் கிருஷ்ணன் பாண்டவர் பக்கம் நின்றான் அதே கிருஷ்ணன் கௌரவர் பக்கம் நின்றுருந்தா நீங்கள் மாபாரதத்தை ஒரு தடவை இல்லாமல் படித்து பாருங்க சார்